கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேல்மாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராசு பனிக்குப்பத்தில் கடலூர் திமுக எம்பி ரமேஷின் முந்திரி தொழிற்சாலையில் பணிபுரிந்தார் கடந்த செப்டம்பர் பத்தொன்பது தேதி கோவிந்தராசு மர்மமான முறையில் இறந்தார் இது தொடர்பாக போலீஸ் அதிகாரி கோமதி தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் கோவிந்தராசு கொலை செய்யப்பட்டது உறுதியானது இதையடுத்து இவ்வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது இது தொடர்பாக ரமேஷ் அவரது உதவியாளர் பண்ருட்டியைச் சேர்ந்த நடராஜ் சக தொழிலாளிகள் அல்லா பிச்சை சுந்தர் வினோத் கந்தவேல் ஆகியோர் மீது போலீசார் கொலை தடியம் மறைப்பது சதித்திட்டம் கூட்டு சதித்திட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி நடராஜ் கந்தவேல் அல்லா பிச்சை வினோத் சுந்தர் ஆகிய ஐந்து பேரை கொலை வழக்கில் கைது செய்த போலீசார் கடலூர் சிபிசிடி அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள திமுக எம்பி ரமேஷை தேடும் முயற்சியில் சிபிசிடி போலீசார் ஈடுபட்டனர் இந்நிலையில் பண்ருட்டி நீதிமன்றத்தில் முதலாவது மாஜிஸ்திரேட் கற்பகவள்ளி முன்பு இன்று சரணடைந்தார்